டேய் நூபு எங்கடா என் க்ளோவால் எங்கடா என் க்ளோவால் பேக்கில் தானே இருக்குது குர்ரோ அண்ணே வச்சு போடலாம் வாடா மச்சான் வாடா மச்சான் மச்சான் இருக்க மச்சான் இன்னைக்கு அவனையும் கூடி வச்சு அமௌண்ட் போடலாம் அப்புறம் உனக்கே தெரியும் ஹெச்பிலாம் அவங்க குனியை வச்சு அமௌண்ட் போடுவாங்கன்ட்டு அதனால தான் ரெண்டே ரெண்டு மெடிக்கிட்ட ஏற்றி ஹெச்பி சுற்றலான்னு பண்ணேன் நிறைய நோபுக்கெல்லாம் பேகில் கிரனேட் வச்சு சுற்றுறாங்கண்ணா அவங்களாலாம் யாரும் எதுவும் பண்ணுறதில்ல ரெண்டே ரெண்டு மெடிக்கெட் எடுத்து என்ன குனியை வச்சு அமௌண்ட் போடுறாங்களே இதில் எங்கே போய் சொல்லுவேன்னா